இன்றைக்கி நம்ம நிலவேம்பு குடிநீர் பண்ண போகிறோம் இது ஒரு டெங்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் இது இது வந்து வைரஸ் தடுக்காமல் பார்க்குற ட்ரிங்க் இது இது வந்து செய்கிறது ரொம்ப சுலபம் இப்படி ஒரு பேக்கெட்ஸில் வருது க்ரீன் யார்ட் ஹர்பிள்ஸ்ன்னு சொல்லி நிலவேம்பு குடிநீர் இது வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி போடணும்னு சொல்லி இதுதான் அந்த நிலவேம்பு அந்த பவுடர் இது இதில் வந்து உங்களுக்கு ஆறு டேஸ்ட் இருக்குது இந்த நிலவேம்பு பவுடரில் வந்து ஆறு டேஸ்ட் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான ஆறு டேஸ்ட்டும் இருக்குது இதில் வந்து நமக்கு வந்து கசப்பு வந்து ஒரு முக்கியமான ஒன்று நமக்கு நம்ம உடம்புக்கு தேவை இப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இன்னும் வந்து கெட்ட நீர் வந்து நமக்கு வெளியே வரலன்னா ஸ்வெட்டிங் மூலமாகவோ இல்லை வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம வெளியே வரலன்னா நமக்கு வந்து ஏதாவது வைரஸ் தாக்குற அபாயம் இருக்குது அதனால் வந்து நம்ம டாக்ஸின் அதனால தான் எங்களோட சேனலில் நிறைய டா டீடாக்ஸ் ட்ரிங்க் போட்டிருக்கோம் அது வந்து நம்ம குடிக்கும் போதே காலையில் வந்து வெறும் வயிற்றில் நம்ம குடித்தோன்னா உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும் அது லிவர்லாம் வந்து சுத்தம் பண்ணும் இப்போ இந்த நிலவேம்பு குடிநீர் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அது மாதிரி ஒன்று தான் இப்போ இது வந்து கொஞ்சம் ரொம்ப கசக்கும் இதில் வந்து ஆறு டேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவைப்படுற எல்லாமே இருக்குது அப்போ நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து இது வெளியே கொண்டு வந்துடும் அது இல்லாமல் இது வந்து வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாத படிக்கும் வந்து இது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் இது முக்கியமாக வந்து டெங்கு வராமல் தடுக்கும் சிக்கன் குனியா வராமல் தடுக்கும் இது போல் வந்து கொசுவினால் வந்து வர எந்த ஒரு நோயாக இருந்தாலும் வந்து இதை வந்து முன்னெ முன்னெச்சரிக்கையாக நம்ம குடித்தோன்னா இது வந்து அந்த நோய் வராமல் தடுக்கும் இந்த குடிநீர் வந்து என்ன தேவைப்படுதுன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் வெறும் வந்து ஒரு டூ டீஸ்பூன் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்பில் கூட கிடைக்குது நீங்கள் வாங்கிட்டு வாங்கி இதை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு மில்லி தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஒரு சிம்பிளான வந்து ப்ரிப்ரேஷன் ரொம்ப சிம்பிள் இது இதை வந்து நம்ம த நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு இது ஐம்பது மில்லி ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதாவது இது இந்த தண்ணி வந்து நான் ஒன்றில் ஒன் ஃபோர்த் குறையணும் குறைஞ்ச பின்னாடி அதை வந்து நீங்கள் குடி குடிச்சிடலாம் ரொம்ப கசக்கம் தான் பட் அது பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம ஸ்டவ்வில் கொதிக்குது தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த பவுடர் வந்து இதில் கலக்கிடலாம் இந்த பவுடர் வந்து நான் இது வந்து நல்லா கொதிக்கணும் இது அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அது வந்து கொதிக்கும் நல்லா கொதித்து இது வந்து ஒன் ஃபோர்த் ஆகும்போது நம்ம வந்து எடுத்துடலாம் ஃபிஃப்டி எம்எல் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம் தோராயமாக உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த தண்ணி வந்து குறையும் போது நமக்கு தெரியும் அதை எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம குடிச்சிடலாம் இது மாதிரி வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா வந்து எல்லா இதிலிருந்தும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவார்னா கிடைக்கும்